நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஆக்ஷன் அப்படின்னாலே இந்த உலகத்தில் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது ஏன் அப்படின்றத யோசித்து பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் as a human as a social அனிமலாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்வைவல் ஸ்கில்ஸில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அது வந்து ஆக்ஷன் தான் சண்டை போடுறதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருமே ரெடியாக தான் இருக்கும் எப்போ சண்டைனாலும் சரி ரைட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு ஏதோ ஒரு சண்டை அது வந்து மூளையை யூஸ் பண்ணினாலும் சரி இல்லை உடல் வலிமையை வச்சு நம்ம சண்டை போட ஏதோ ஒரு வகையில் நம்ம சண்டை போட ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் Sometimes to do other things. ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் திரைப்படம் படமே இந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நாவல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து யோசிச்சு பார்க்க முடியல அவ்வளோ டப்பி சப்பி நாவலையாக இவ்வளோ பெரிய படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டானாலும் படம் எடுத்திருக்கக்கூடிய விதம் மாஸ் அப்பா ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா இப்படி இருந்தால் ஆக்ஷன் ஃபிலிம்னு ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து அது வந்து ரெடி ஆயிடுது ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆயிடுது நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாக்களில் விட்டுருங்க இவங்க ஆக்ஷன்லாம் கயர் கட்டி தவிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் விட்டுருங்க ஒரு நேச்சுரலான ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு எடுத்தாக்கா நமக்கு பல படங்கள் வந்து ஞாபகத்தில் வர வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமாக ஒரு சில படங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஜாக்கி ஜானுடைய எல்லா படங்களையுமே நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து சிங்கிள் ஷாட்டை நிறையா ஷார்ட்ஸ் எடுத்துருப்பாப்பில் ஜாக்கி ஜேன் அவருடைய ஷார்ட்ஸ் அவருடைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாட்டிக்கான ஒரு ஷா ஃப்ரேம்ஸாக தான் இருக்கும் அப்படியே கேமரா வச்சுட்டு ரொம்பலாம் ஆட்ட மாட்டாங்க போட்டு பச்சை பச்சை பச்சை அதெல்லாம் கிடையாது நிறையா ஏமாத்துறதுக்கு தான் அந்த பச்சை பச்சை பச்சை எல்லாம் ஸோ அந்த மாதிரியான பச்சை பச்சை இல்லாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஃப்ரேமை வச்சு உள்ளுக்குள்ளே வாங்கிருந்து குதித்து உளுந்து கை கால் உடஞ்சி ரத்தம் தெரித்து ரத்தம் மோஸ்ட்லி திரைக்க தெரிக்காது ஜாக்கி சானோட ஃபிலிம்ஸில் ஸோ மேலேருந்து கீழே விழுந்து எந்திரிக்கும் போது ஒரு வழியோடு எந்திரிச்சு அந்த வழியில் அவர் செய்யக்கூடிய ஆக்ஷனை பார்த்து நம்ம வந்து சிரிப்போம் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் ஜாக்கி ஜானுடைய படங்கள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு காமெடி சென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனில் கிடையாது ஃபுல்லாமே பயங்கரமான ஆக்ஷன் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஷாட்டில் எலும்பு உடஞ்சிருக்கும் மூஞ்சி கைகள்லாம் பேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க இதில் முக்கியமாக முத ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இந்தியாவை காமிப்பாங்க பங்களாதேஷை காமிப்பாங்க ஸோ அந்த பத்து நிமிஷத்தை விட்டுட்டு அடுத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் இருக்குது சூப்பராக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபர் பிச்சு டாப்பில் கிளம்பி டாப்பில் ஒரு மூணு நாலு மேக்கிங் பார்த்தேன் ஒரு மூணு நாலு காருகளுக்குள்ளே கார்களுக்குள்ளே இல்லை கார்களுக்கு வெளியில் கேமராமேனுங்களை கட்டி வச்சு அப்படியே தூக்கி திரிகிறாங்க கேமராவை என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஓகே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ஒரு பிளாக்காண்டி தான் இந்த படத்தை வந்து நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சேன் மற்றபடி இந்த படத்தில் இருக்கக்கூடிய script story storyline screenplay எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அப்படியே போயிடுச்சு அப்படி ஆரம்பித்து அப்படி போயிடுச்சு என்ன கதை பங்களாதேஷ்லேருந்து ஒரு பையனை காப்பாற்றி கூட்டு வரணும் அவ்வளோதான் ஸோ அதை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட லைன் ஆக்டிங் எல்லாமே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பெருசாக ஆக்டிங் தேவைப்படுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் தெரில அது தேவைப்படாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இதில் இருக்கக்கூடிய காஸ்டிங் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் காஸ்டிங்ஸ் இந்த கதையுடைய ஒவ்வொரு நகர்வுலையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வராங்க அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஆகட்டும் ஆஸ்திரேலியாவில் நம்ம தலைவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து மாறுபட்ட கேரக்டர்ஸ் இந்த மூஞ்சிகளை எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமா அப்படின்னா தெரில இந்த மாதிரி மூஞ்சிகளை வந்து நம்ம பரிச்சயமாகாத மூஞ்சிகளாக இருக்கு வெறும் இந்தியா பங்களாதேஷை மட்டுமே இந்த படத்தை முழுசாக காமிச்சிருக்காங்க இந்தியா கூட கம்மி தான் பங்களாதேஷ் தான் ஃபுல்லாக இருக்குது அதே நேரத்தில் பங்களாதேஷை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி காட்டுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியலை ஸோ கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்காவில் வந்து சின்ன பசங்க கையில் கன் எடுத்து சுட்டுட்டு தெரிகிற மாதிரி அந்த சின்ன பசங்க சுட்டுட்டு தெரிகிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தையும் பின்பத்தையும் தான் பங்களாதேஷ் மேலே இந்த படம் உருவாக்கியிருக்கு அந்த மாதிரி பங்காளி மக்கள் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் நான் இங்கே இருந்திருக்கேன் அந்த ஊரை பார்த்துருக்கேன் அங்கே மக்களோட நான் பழகியிருக்கேன் என்னுடைய கண்ணோட்டத்துக்கு நான் அந்த மாதிரி அங்கே யாரையும் சந்தித்தது கிடையாது டிராஃபிக்கிங்கில் வந்து டிராஃபிக்கிங் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் டிராஃபிக்கிங்கில் ரொம்ப கம்மியாக கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் பங்களாதேஷ் வச்சுருக்கு அதே மாதிரி ஸ்மக்லிங்கில் வந்து பங்களாதேஷ் வழியாக நிறையா ஸ்மக்லிங் நடக்குது ஆனால் பங்களாதேஷ்குள்ளே நடக்குதா அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்றது தான் என்னுடைய டேட்டா என்னுடைய ரிசர்ச் டேட்டா வந்து நான் சொல்லுவேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை ஏன் பங்களாதேஷ் மேலே இந்த படம் வைக்க தூண்டி இருக்குது அப்படின்றது வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அது ஒருவேளை அந்த நாவல் அப்படி இருக்கிறனால அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியாக கூட இருக்கலாம் ஸோ ஏற்றுக்கத்தக்க ஏற்றுக்கத்தகாத ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரானதும் ஒரு ஒரு ரெட்டிஷ் எல்லோ ஒரு வைலண்ட் கலர் ஒரு கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கெல்லாம் பயங்கரமாக பங்களாதேஷ் இருக்காது ரொம்ப க்ளீனாக இருக்கும் பங்களாதேஷ் அதாவது க்ளீனானா சுத்தமாக இருக்கும்னு நான் சொல்ல வரல அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் வந்து க்ளீனாக இருக்கும் மக்கள் கேவலமாக இருப்பாங்க மக்களை காமிச்சிக்கிறது அந்த ஊரை காமிச்சிக்கிறது எல்லாமே அதை அப்படியே தான் காமிச்சிருக்காங்க அதை பற்றி நான் பேசலை நான் இங்கே க்ளீன்னு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சில் கிளைமேட்டை கிட்டத்தட்ட கொல்கட்டா மாதிரி இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கொடைக்கானல் ஊட்டி டைப்பில் தான் இருக்கும் மற்றபடி படம் வந்து ஓகேன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒன்றுமே இல்லை படத்தில் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதுவரை நன்றிகள் வணக்கம்